ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி சி செக்ஷன் எனக்கு அப்போ வந்து என்னோட வெயிட் வந்து செவன்டி நைன்லேருந்து எயிட்டி அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிக்ஸ்டி ஒன் கேஜிஸ் வந்து நான் இப்போ இருக்கேன் இதுக்கு நடுவில் வந்து நான் என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன் அதை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் வெயிட் லாஸ் பண்ணணும்னா ரெண்டு விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒன்று வந்து டயட் இன்னொன்று வந்து எக்ஸசைஸ் டயட்டுன்னு வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாவே வந்து சாப்பிடாம பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி இருப்பாங்க அது மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்புறம் வெயிட் லாஸ் சொன்னவனையே வந்து நம்ம வந்து ரெண்டு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணணும் ஒன்று வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று வந்து எக்ஸசைஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது இதில் வந்து நம்ம எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும் எக்ஸசைஸே வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுருவோம் அது மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து பேசிக் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுவும் வந்து ஸ்லோவாக தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நான் வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பேசிக்கான எக்ஸசைஸ்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தேன் அப்புறம் வாக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து வாக்கிங் பண்ணணும் ஸ்லோவாக வந்து வாக்கிங் பண்ணக்கூடாது அது மாதிரி பண்ணும்போதும் வந்து நல்லா வந்து இந்த ஃபேட் வந்து பேர்ன் ஆகிறது வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்புறம் எக்ஸசைஸில் வந்து அப்டமனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணணும் ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அப்டமனில் தான் வந்து அதிகமான ஃபேட் வந்து அப்படியே நின்றுடும் ஸோ அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் அப்பயும் வந்து கொஞ்சம் நல்லா குறையும் அடுத்தது வந்து டயட்லாம் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ஃபேட் ஆயில் ஐட்டம்ஸ் வந்து நிறைய கம்மி பண்ணேன் அப்புறம் வந்து சுகர் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து அதுவும் வந்து நான் நிறைய வந்து கம்மி பண்ணிட்டேன் கார்போஹைட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரைஸ் அமௌண்ட் வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் ரைஸ் வந்து இப்போலாம் வந்து நான் வந்து ப்ரௌன் ரைஸ் தான் வந்து எடுத்துக்கிறேன் ஆஃப்டர் நம்ம ஒரு தேர்ட்டி ப்ளஸ் வந்துட்டோன்னா நம்ம வந்து இந்த ஒயிட் ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் ரைஸ் இல்லைனா வந்து இது மாதிரி சிறுதானிய வகைகளில் வந்து நிறைய இருக்குது ஸோ இது மாதிரி மில்லட்ஸ் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய வந்து எடுத்துக்கலாம் நான் ஃப்ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூஸ் போட்டு நிறைய குடிக்க மாட்டேன் ரெண்டு மூணு ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாலட் மாதிரி அப்படி சாப்பிட்டுக்கலாம் மெயினாக வந்து நம்மளுக்கு எப்படி வெயிட் கெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டே இருக்கட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம இட்லி ஒரு நாள் எடுத்துப்போம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ரைஸு சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாமே எடுத்துப்போம் அப்புறம் நைட்டுக்கு வந்து நம்ம சப்பாத்தி அது மாதிரி எடுத்துப்போம் சப்பாத்தி இல்லை வந்து பொட்டேட்டோ கிரேவி அது மாதிரி ஏதாவது எடுத்துப்போம் ஸோ இந்த மூணு வேலைக்கு தேவையான சாப்பாடு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தேவையான கெலரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் ஆனால் வந்து நம்மளுக்கு உடனே வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ காலையில் நம்ம வந்து இட்லி சாப்பிட்டோம்னா டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டில் இருக்க ரிஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம் அந்த ரிஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஃபுட்டில் இருக்க ஃபைபர் எல்லாமே வந்து நம்மளுக்கு எடுத்துருவாங்க ரைஸ்னே பார்த்தீங்கன்னா கூட அதில் இருக்க அந்த ஃபைபர் மேலே வந்து பாலிஷ் பண்ணுறதுனால அதில் இருக்க ஃபைபர்லாம் எடுத்துடுறாங்க இதே மாதிரி நம்ம வந்து இந்த ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க ஃபுட்டே வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கும்போது உடனே வந்து நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து நம்மளுக்கு உடனே பசித்த உடனே நம்ம வந்து சிப்ஸ் சாப்பிடுவோம் பிஸ்கெட் சாப்பிடுவோம் அப்புறம் வந்து மைலோ பூஸ்ட் அப்புறம் வந்து இது மாதிரிலாம் நிறைய வந்து நம்ம நடு நடுவில் வந்து சாப்பிட்ருவோம் இப்படி சாப்பிடும்போது வந்து கேலரிஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்துடும் இது மாதிரி பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு தேவையான கேலரிஸ் வர நிறைய சாப்பிட்ருவோம் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கேலரிஸ் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஃபேட்டாக ஸ்டோர் ஆயிடுது இந்த ஃபேட் தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சேர்ந்து நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து அதிகமாக வந்து காரணமாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கணும் அந்த கார்போஹைட்ரேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்க ரைஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் வந்து இந்த பாலிஷ் பண்ணாத ரைஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் இருக்குது ப்ரௌன் ரைஸ் இருக்குது அப்புறம் வந்து கருப்பு அந்த அரிசி இருக்குது அப்புறம் வந்து மில்லட்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு வந்து பசியும் வந்து எடுக்காது அதே நேரம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஸோ கொஞ்சம் ரைஸ் எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்லாம் ஃபிஷ் சாப்பிட்லாம் இதுலலாம் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம் இது மாதிரி நான் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் இது மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு பசிக்காது இப்போ மத்தியானம் சாப்பிட்டோம்னா நல்லா சாயந்தரம் வரைக்கும் பசிக்காது அப்புறம் ஒரு ஒரு வேலையும் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியான மீல் வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தேவையான எனர்ஜி வந்து நம்மளுக்கு வேணும் அதனால நல்ல ஒரு ஹெல்த்தியான மீன் சாப்பிட்டா தான் வந்து அன்றைக்கி நாள் வந்து நம்ம ஃபுல்லாக எனர்ஜியாகவே இருக்க முடியும் காலையில் வந்து நம்ம எக்கு அது மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய கீரைலாம் நிறைய நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி தான் நிறைய எடுத்துக்கலாம் மீட்டில் வந்து நம்ம ஃபிஷ்ஷு சிக்கன் அது மாதிரி வந்து ஒரு போர்ஷன் வந்து எடுத்துக்கலாம் இப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப அப்புறம் வந்து உடனே வந்து பசிக்காது ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணாது எல்லாமே வந்து நான் சாப்பிடுவேன் ஆனால் வந்து போர்ஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுத்துப்பேன் எல்லாமே அடுத்தது வந்து டயட்டில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி வந்து நிறைய பேர் வந்து த்ரீ லிட்டர்ஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த த்ரீ லிட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூடான தண்ணி வந்து குடிக்கணும் ஸோ காலையில் எழுந்த உடனே ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து நல்லா சூடான தண்ணி வந்து குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்க ஃபேட்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பேர்ன் ஆகுறது வந்து நம்மளுக்கே தெரியும் நீங்கள் வந்து எப்பயுமே பச்சை தண்ணியே குடிக்காமல் சுடு தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க தண்ணியை வந்து நடு நடுவில் நம்ம வந்து குடிச்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க இதையும் அப்புறம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேட்டி ஐட்டம்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறதுனால உடனே நம்ம ஃபேட் வந்து நம்ம உடம்புல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடுவாங்க ஆனால் அது வந்து அப்படி கிடையாது நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்ற கலோரிஸ் விட அதிகமானதான் தான் வந்து அதெல்லாம் வந்து அப்படியே எனர்ஜியாக ஸ்டோர் ஆகி ஃபேட்டாக ஸ்டோர் ஆகிடுது மெயினாக வந்து நம்ம வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணியாச்சுன்னா ஒரு நாளைக்கு நம்ம தேவையான கெலரிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து நம்ம வந்து கம்மியாக வந்து கெலரிஸ் வந்து சாப்பிட்ணும் ஆனால் மூணு வேலையும் நம்ம சாப்பிட்ணும் அதே சமயம் வந்து அந்த சாப்பாடு வந்து நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு தாங்குற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபில்லிங்காகவே இருக்கணும் அப்புறம் நடு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சிப்ஸு பிஸ்கெட்டு சாக்லேட்டு இது மாதிரிலாம் வந்து சாப்பிடக்கூடாது நல்லா கண்ட்ரோலாக வந்து நம்ம அந்த ஃபோர் ஹவர்ஸ்க்கு தாங்குற மாதிரி ஒரு ஒரு மீலும் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இதனால பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கிராஜுவலி அப்படியே குறைஞ்சிட்டே வரும் கூடவே வந்து நம்ம எக்ஸசைஸும் வந்து செய்யணும் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம் இதில் நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும்னா ஜிம்மில் போய் தான் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது வீட்லேயே வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து சிம்பிள் எக்ஸசைஸ் வந்து நம்ம செய்யலாம் அப்புறம் வந்து வீட்டில் இருக்க வேலையும் செய்யலாம் அப்புறம் வந்து வெளியே வந்து நம்ம வந்து கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போகலாம் வாக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நடந்து வாக்கிங் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்வெட் ஆகும் நல்லா ஃபேட் வந்து நல்லா பேர்ன் ஆகும் இது மாதிரியும் வந்து ஃபாலோ பண்ணலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டயட் ரெசிபிஸ் வந்து நிறைய வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் டயட் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதுலேயே செட் ஆகிடுவீங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்புறம் வந்து அது வந்து ஈஸியாகிடும் கண்டிப்பாக ஒரு நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம உடம்ப வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நான் வந்து ஃபர்தராக வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் இதில் வந்து நான் ரெசிபீஸோட உங்களுக்கு போட்டு காமிச்சா தான் வந்து உங்களுக்கும் புரியும் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி